குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டுட்டோரியலில் நம்ம பார்த்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா how to access the blast page அப்படிங்கிறத பார்த்தோம் and in this tutorial we will be going to see about how to run the blast program how to run the blast program so for that what i need is the sequence information because uh, as per the definition I should require the biological sequences. I require details about the biological sequences. So biological sequences are nothing but the sequence informations which is already been deposited by several researchers in the databases right and what I have obtained is I have informations about the enzyme amylase for the bacterium E. coli. So this is how the search page looks like. So and for this particular record the protein amylase contains 495 amino acids. 495 amino acids. So as I told you in the previous uh, tool or previous video to run a BLAST program an online tool we should need the sequence information in FASTA format. So to satisfy that, I am clicking this FASTA icon which will uh, take me to a new page which contain informations about the amylase protein being taken from E. coli and these are the following amino acids. These are the following amino acids and for example I am looking for the enzyme I mean I am looking for uh, nucleotide sequence information for the same amylase enzyme from E. coli. Listen, this is what uh, listed in the page is information about protein, amylase protein. But now what I am looking for is I just need nucleotide information for the enzyme amylase from E. coli. So for that what I have to do? I have to click the drop down menu and select nucleotide and select nucleotide. Then go for a search. Go for a search. Fine. For example, and uh, let me choose this one. Uh, this seems to be small. Okay. So this is uh, taken from a bacteria called the Thermotoga petrophila. Thermotoga petrophila, So I just want the sequence information in FASTA format so that okay this is how the sequence information looks like the sequence information looks like right now I am accessing the blast page right so <clears throat> this is how the blast page looks like here you could find lot of uh, variants of blast and since the information contain uh, nucleotides here I have to select blast window for nucleotides right blast window for nucleotides okay and this is how the blast page looks like this is this is how the blast page looks like and these are all the variants of blast actually blast n for nucleotide blast p for proteins right similarly uh, blast x right which which which will tell you uh, search uh, protein databases right and this is how the blast x page looks like which contain uh, protein database using a translated sequence right this is t blast n and this is t blast x right first we will run what is actually blast n okay let me come to the uh, first one and this is how the blast page looks like here you could find the first area enter the query sequence and இங்கே the query sequence abdingiradhu enna abdina நம்ம sequence retrieve panni vechirukom illaya this is called retrieval so இங்கே நம்ம enna pannalam abdin solli பார்க்கும் பொழுது இந்த சீக்வன்ஸோடைய இந்த நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்சஷன் நம்பர்னு சொல்லுவோம் and this point 1 stands for version right so let me choose the accession number alone uh, as I told you in the classroom accession number is in alphanumeric combination right let me choose it and make a copy right and uh, navigating to uh, blast window and paste it and paste it so நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாப் டைட்டில் இருக்கு இல்லையா இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the entire information will be shown here right பார்த்தீங்களா இந்த இந்த அக்சஷன் நம்பரை நான் இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே இங்கே இந்த இடத்துல வச்சு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடும் சரிங்களா இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் இது இல்லை அப்படின்னா let me delete this accession number from the window நான் இதையும் என்ன பண்ணிடுறேன் டெலீட் பண்ணிடுறேன் டெலீட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷனை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் let me choose all the information here சரிங்களா செலக்ட் பண்ணிட்டேன் காப்பி பண்ணிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதை இந்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன் ரைட் வேறு எதுவுமே நான் பண்ணலை I'm just pasting all the information சரிங்களா பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எம்டி காலமில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது என்ன சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இங்கே ப்ரோக்ராம் செலெக்ஷன் இருக்கு இல்லையா நான் இப்போ யூஸ்வலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I am going to choose this one somewhat similar sequence right somewhat similar sequence இதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு வேண்டிய ரிசல்ட்டு இன்னொரு பேஜில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் என்னோட என்சிபிஐ டேட்டா பேஸ்லேருந்து அந்த சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணேன் the information was pasted into the area right given area அப்படியே கொஞ்சம் கீழே வந்தேன் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தேன் அப்படின்னா சம் வாட் சிமிலர் சீக்வன்ஸை என்ன பண்ணுறேன் சூஸ் பண்ணுறேன் and my results has to be displayed in a new window and after choosing it I'm running the program called blast இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா whenever we take large number of nucleotides or large number of sequences அங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it will take more time for the system to display the result so அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன சீக்வன்சஸாக நம்ம சூஸ் பண்ணுறது எப்பயுமே நமக்கு நல்லது the information is updated right on uh, this is how my order output page looks like இப்படி தான் என்னோட அந்த அவுட்புட் பேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது அப்படியே இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறையா நீங்கள் திங்ஸ் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் கொடுத்த சீக்வென்ஸ்க்கு பேர் அதாவது நான் இங்கே ஒரு சீக்வென்ஸ் பேஸ் பண்ணேன் இல்லையா இந்த சீக்வென்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா குவரி சீக்வென்ஸ் அப்படின்னு பேர் this is called query sequence இந்த query sequence என்ன பண்ணும் இந்த blast program அப்படின்னா இந்த NCBI databases இருக்கிற எல்லா sequences ஓட compare பண்ணும் for finding the similarity for finding the similarity அப்போ these are all the available sequences in the databases so அதுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இந்த similarity rate will be going down இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் ஏதாவது ஒரு சீக்வன்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன் for example I am choosing this one the first one right இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்ணியாச்சு சூஸ் பண்ணியாச்சு அண்ட் இதில் எனக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் for example this is called description page this is called graphical summary page and this is called alignment page right alignment அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்த மாதிரி ரெசிடியூ ரெசிடியூ கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே காம்ப்ளிமெண்டாரிட்டிக்கு வேலை கிடையாது சரிங்களா அடுத்தது டாக்ஸானமி இன்ஃபர்மேஷன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருந்து கிராஃபிக்கல் சம்மரி பேஜுக்கு என்ன பண்ணிடுறேன் நான் ப்ரொசீட் பண்ணுறேன் and this is how the graphical representation looks like இதில் அலைன்மெண்ட் ஸ்கோர் போட்டிருக்காங்க பாருங்களேன் அலைன்மெண்ட் ஸ்கோர் இதில் இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நம்ம அலைன்மெண்ட்டை நம்ம சீக்வன்ஸோடைய க்ரெடிபிலிட்டியை என்ன பண்ண முடியும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும் என்னோடய மவுஸ் பாயிண்டரை இது மேலே வச்சேன் அந்த லைன் மேலே வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the it will it will reveal the information about the line சரிங்களா அப்போ if the colour of the line is black the alignment score is less than forty which means what there is very poor similarity between the sequences. If it is in blue color, the similarity will be between 40 to 50 percentage. In green color இருந்துச்சு அப்படின்னா the similarity will be 50 to 80 percentage. If it is 80 to 200, right, இது வந்து pink கலரில் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா these are, are the areas uh, showing 20 to, sorry, 80 to 200 percentage of similarity. இந்த ரெட் கலர் ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா greater than or equal to two hundred percent அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கலர் பேஜ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராஃபிக் சம்மரி பேஜ் அப்படின்னு சொல்கிறோம் graphic summary page this will tell you how close the query sequence is with the available database So so இந்த page, we can also access distance tree results அதாவது ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ இன்ஃபர்மேஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம் நான் சப்மிட் பண்ண குவரி சீக்வன்ஸோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா thousand nine hundred and thirteen நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் இல்லையா இந்த காப்பி பண்ணேன் இல்லையா இதனுடைய இதில் எத்தனை நியூக்ளியோடைட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் thousand nine hundred and thirteen nucleotides இருக்குது சரிங்களா so this is how we can run the blast program for finding out sequence similarity across the databases, right? Thanks for watching. Stay tuned with me. Bye-bye.